chấp chấp ơi chấp ôi ôi ôi nhanh nhanh nhanh nhanh nhanh ôi Lady Gaga உங்களை எல்லாம் பார்த்தா எனக்கு பாவமா இருக்கு மாச கடைசிப்பா பையில பத்து பைசா கிடையாது என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே எவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் ராஸ்கல் சின்ன பிரதமா இருக்கு ராஸ்கல் யாருக்கு இருந்து விளையாட்டு காட்டிக்கிட்டு பத்து பிசை போடா ஆஹா நம்ம புட்ட நம்ம கிட்டே போடுறேன் ஆரம்பிச்சிட வேண்டியதான் டேஞ்சரஸ் பிள்ளை இவனை கேர்ஃபுல்லா தான் ஹேண்டில் பண்ணணும் மோஸ்கெட்ல விழுந்துருவான்னு பார்த்தா மோஸ்கெட் பண்றான் செத்த பண்ணலாம் மூஞ்சி மோரையும் பண்ணு மூஞ்சி மோரையும் பண்ணி பண்ணலாம் I am speaking, no grass speaking. Sit down. Look at that, a happy, oh, the happy dog, or just a happy, happy, happy. இந்த மாதிரி கலர் சட்டை எல்லாம் போடுறதுக்கு உனக்கு தகுதி வேணும்டா கருவாப்பையில Give respect, take respect, okay? தேவை தேவையில்லாதான் எப்படி தெரிஞ்சுக்கிறது நீ புடுங்குறது பூராமே தேவையில்லாதான் போய் புடுங்க போ என்ன என்ன ஃபீலிங்கு கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாட்டு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் நாங்கள பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன் கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா டெரரா ஆர்ச்சர் பண்ற rascal He was my best friend, but only best friend. Chăm chăm. À, apa nang nak pelari? Hey, you, you, you. I pull up the idiot up the pull up the ass, ass, ass, ass, ass. <gasps> Ay, ay, ay. கொஞ்சம் வாயில ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் ஊட்டி விடுங்க பாரு ஐயா ஐயா வாய் ஊறுதானே கொஞ்சம் டேய் டேய் போச்சா ஏய் மிஸ்டர் தம்பி போங்க தம்பி ஊருக்குள்ள போய் காட்டு பாருங்க நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது எவ்வளவு அடி வாங்கினாலும் சத்தமே வராது ஓடுனது கிடையாது நீ என்னமோ ரெண்டு அடி அடிச்சுட்டு பெருசா பீத்துற வெளியே போங்கடா ஐயோ ராஸ்கல்களா